அதில் வந்து இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சாதாரண மக்களுக்கு அது புரியாது அருமை உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள் அதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப வேகமாக வந்து சமீப காலமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பெரிய உடம்பை சிறுசாக்குறதும் சின்ன உடம்பை பெருசாக்குறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஐயன்னு சொல்லிட்டு சங்கருடைய படம் வந்துச்சு அதில் வந்து விக்ரம் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணாப்புல அதுக்கப்புறம் தங்கல் படத்தில் வந்து அமீர் கான் பண்ணியிருப்பாப்புல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதில் வந்து இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சாதாரண மக்களுக்கு அது புரியாது ஒருவேளை ஜிம்முக்கு போயிட்டு இருந்தாலோ இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கோ இல்லை டாக்டர்ஸ்க்கோ சில ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக புரியும் ஸோ அது ஒரு பக்கம் இருக்க இந்த படம் கோமாளி அப்படிங்கிற இந்த படம் வந்து ஜெயம் ரவி கிட்டத்தட்ட ஜெயம் படத்தில் ரவியை நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படியே வந்து இந்த படத்தில் வந்து நிற்கிறாரு ஒரு ஒரு கேரக்டர் ரொம்ப அழகான கேரக்டர் ரொம்ப அருமையான ஒரு கதைக்களம் நான் வந்து என்னையை வந்து அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை நம்ம பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி கோமாவில் போயிருந்தா எப்படி இருந்திருப்போம் இப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை எனக்கு வந்துருச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு அழுத்தமான ஒரு கதைக்களம் இது கோமால இருந்து எந்திரிச்சு வந்த அந்த நபருக்கு இந்த உலகத்தில் நடந்துக்கக்கூடிய மாற்றங்கள் இப்படிப்பட்ட மாற்றங்களை வந்து அவர் அந்த மனிதர் எப்படி ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இதை தாண்டி படத்தில் வந்து தேவையில்லாத பல விஷயங்களை இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் இழுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி நிறையா விஷயங்களை உள்ளே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நம்ம மூளைக்கு வந்து அது தேவையா நம்ம அதை பற்றி யோசிக்கணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாக்கா தேவை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகாக ஏகப்பட்ட ஃபன்ஸோட ரொம்ப ஜாலியாக அப்படியே கலகலகலகலன்னு போயிடுது ஸோ செகண்ட் ஆஃப் வந்து நான் சொன்ன அந்த தேவையில்லாத விஷயங்களை வச்சு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போனாலும் கடைசியாக கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படம் ஜெயம் ரவியுடைய இந்த படம் வந்து இன்றைக்கி நான் ரிவ்யூ போடுறதுக்கு காரணம் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து ஜெயம் ரவியோடைய தில்லாலங்கடி அப்படின்ற படத்துடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் பார்க்கலாம் ஸோ அதே மாதிரியான ஒரு ஜாலி ஹாப்பி பெர்ஃபார்மன்ஸ் தான் ஜெயம் ரவிக்கு இந்த படத்தில் மற்றபடி கேரக்டரில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா ஒன்றும் இருக்காது அதுவும் காமெடி மட்டுமே உள்ளே வச்சுருக்கிறனால நிறையா லாஜிக்ஸ் எதிர்பார்த்தாலும் அதுவும் கிடைக்காது ஸோ ஃபேமிலியோடு போய் ஒரு மூணு மணி நேரம் ஜாலியாக சிரிச்சுட்டு வெளியே வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது இதையெல்லாம் தாண்டி நம்மளை சின்னது சின்னதாக நிறையா விஷயங்களை நம்ம சமூக மாற்றங்களை வந்து யோசிக்க வைக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து நைன்டிஸ் கிட்ஸுக்கும் டுவெண்ட்டிஸ் கிட்ஸுக்கும் அந்த அந்த ஜென்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு பூமில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஃபிஃப்டிஸ் கிட்ஸுக்கும் நைன்டிஸ் கிட்ஸுக்குமே பெரிய வித்தியாசம் இருந்திருக்காது ஆனால் நைன்டிஸ் கிட்ஸுக்கும் டுவெண்ட்டிஸ் கிட்ஸுக்கும் வந்து ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது இந்த படம் மிக சிறப்பான படம் அப்படின்னு சொல்ல முடியாத கட்டத்தில் வந்து நான் இருக்கேன் ஏன் அப்படின்னா ஜெயம் ரவி யோகி பாபு இவங்களை தவிர்த்து மித்த கேரக்டர்ஸ் உள்ளே உளவாடுறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் இல்லை சும்மா பல பல பல பல பலா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே அவங்களெல்லாம் விட்டுட்டு யோகி பாபு ஜெயம் ரவி இந்த படத்துடைய கதைக்களம் இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பல இன்ஃபர்மேஷன்ஸ் பல சமூக மாற்றத்தின் பார்வை ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தை மட்டுமே வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒரு அருமையான படம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு சொன்னாக்கா ஹிப்ஹாப் தமிழாவுடைய அருமையான பிஜிஎம் நிறையா விஷயங்கள் வந்து காமெடி சென்ஸ் இல்லைன்னாலும் கூட அந்த மியூசிக் போட்டிருக்கக்கூடிய பிஜிஎம் வந்து நம்மளை லைட்டாக அப்படி சிரிக்க வச்சிருது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி தான் பல படங்களில் வந்து மியூசிக்கை வச்சு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து சென்சிபிளாக அது வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கோமாளி இந்த படம் உண்மையிலேயே வந்து ஒரு fun filled happy enjoying movie அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றிகள் பட்பல வணக்கங்கள் பட்பல